அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று கூறப்போகும் கதையின் தலைப்பு புலியும் மரங்கொத்தியும் ஒரு அழகான காட்டுல ஒரு புலி வாழ்ந்து வந்துச்சு ஒரு நாள் அந்த புலி ஒரு பெரிய விலங்க வேட்டையாடுச்சு அது சாப்பிட்டு இருக்கும் போது அந்த விலங்குல இருந்த சின்ன எலும்பு துண்டு புலியோட பழுப்புல மாட்டிக்கிச்சு இதனால பிடிச்சு புலியே புலியே நீ ஏன் இத்தனை நாளா எந்த விலங்கையும் வேட்டையாடாம எதையும் சாப்பிடாம இப்படியே இருக்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த புலி சொல்லிச்சு மரங்கொத்தியே என்னோட வாயில ஒரு சின்ன எலும்பு துண்டு மாட்டிட்டு இருக்கு அதை எடுத்து விட்டாதான் என்னால எதையும் சாப்பிட முடியும் நீ எனக்கு அதை எடுத்து விட்டுறியா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த மரங்கொத்தி சொல்லிச்சு சரி சரி நான் உனக்கு அதை எடுத்து விட்டுறேன் பங்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிச்சு உடனே அந்த புலி சரின்னு ஒத்துக்குச்சு அந்த மரங்கொத்தி புலியோட வாழ மாட்டின அந்த எலும்பு துண்டை அழகா வெளியில எடுத்துச்சு அந்த புலியும் சுதந்திரமா சுத்தி தெரிஞ்சிச்சு இப்படியே சில நாள் கடந்து ஓடுச்சு ஒரு நாள் புலி ஒரு கழுதைய வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கும் போது மரங்கொத்தி பாத்துட்டு கேட்டுச்சு புலியே புலியே என்னோட பங்கு எங்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த புலி சொல்லிச்சு யார் நீ நான் எதுக்கு என்னோட பங்கு உனக்கு தரணும் அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த மரங்கொத்தி சொல்லிச்சு என்னோட ஞாபகம் இல்லையா அன்னைக்கு உன்னோட வாழ மாட்டேங்கிற அந்த எலும்பு துண்டை எடுத்து விட்டதே நான் தானே அப்படின்னு சொல்லிச்சு புலி வந்து எனக்கு தெரியாதே நீ யாரு எனக்கு சுத்தமா தெரியலையே அப்படின்னு போய் சொல்லிச்சு அந்த மரங்கொத்தி உடனே இந்த புலியோட ஒரு கண்ணை போய் கொத்திடுச்சு கொத்தி கொண்டாக்கிடுச்சு அந்த புலி வழியால துடி துடிச்சு போச்சு அந்த புலி கோபமா மரங்குத்திட்டு கேட்டுச்சு மரங்குத்தி நீ ஏன் என்னோட கண்ணை குத்தி கொண்டாக்குன அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த மரங்குத்தி செஞ்சு நான் நினைச்சிருந்தா உன்னோட ரெண்டு கண்ணையும் குத்தி கொண்டாக்கிருக்க முடியும் ஆனா நான் ஏன் இப்படி பண்ணேன்னா சொல்றதுக்காக தான் நண்பர்களே நம்ம இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம யாரையும் ஏமாத்தவும் கூடாது அதே சமயம் நம்ம மற்றவங்க செய்ய நன்மையையும் நம்ம மறக்கவும்